அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி நைன் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டுவெல் டென் மேல் ஆகுது ஸோ எவ்ரிடே வந்து க்ரூட் ஆயிலில் ஒரு லைவ் மார்க்கெட்டில் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் இந்த மாதிரி டயருங்களில் என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது ஜெனரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இதை தான் வந்து நம்மளுடைய டெய்லி வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி நமக்கு இன்றைக்கி June twenty nine after twelve PM நமக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்திருக்கு நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துச்சு செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் ஏன்னா இந்த மார்னிங் மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதே சமயத்தில் எல்லா நாளும் மார்னிங் மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணாது வீக்லியில் ஒரு டூ த்ரீ டேஸ் நல்லா மூவ் பண்ணுச்சுன்னா ரெண்டு நாள் வந்து ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருக்கும் லோ வால்யூம் ஒரு ரீசன்னால் அதே டுவெல் பிஎம்க்கு அப்புறங்கில் கொஞ்சம் ஃபாரின் மார்க்கெட் அங்கங்கே ஓப்பன் ஆயிரும் அதனால் கொஞ்சம் மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நம்ம கிடைக்கிற காலும் கொஞ்சம் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அப்படி நமக்கு டெய்லி நம்ம ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கால் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு செல் காலாக வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு செல் கால் அப்படின்றதுனாலே நமக்கு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at eighty seven eighty three அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒயிட் லைன் இருக்குல்ல கேண்டில்லேருந்து அதான் என்ட்ரி பாயிண்ட் கூடிய லைனாக வந்திருக்கு கீழே இருக்க red colour lines target line மேலே இருக்க line stop loss line so every day இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா இந்த கேண்டிலினுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிகிட்டே வரும் அந்த கேண்டில் பிரேக் அவுட் எப்படி நடக்குதுன்றத டெக்னிக்கலாக பார்க்கும் அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அந்த கால்ஸை பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் மேனுவல் ட்ரேட் ட்ரேட் சூஸ் பண்ணுறவங்க அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம் இல்லை ஆட்டோ ட்ரேட் சூஸ் பண்ணி என்னால் ஆர்டர் போட முடியாதுன்னா அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது மேலே தான் ட்ரேடிங் போகுது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது நல்ல டவுன் சைடில் ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எயிட் செவன் சிக்ஸ்டி ஒன் அப்படின்னு இருக்கு ஸோ கண்டிப்பாக எயிட் செவன் சிக்ஸ்டி வந்தால் தான் மார்க்கெட்டால் நல்லா டார்கெட்டை பிரேக் அவுட் கொடுக்க முடியும் அது எப்படி ரீச் ஆகுது எவ்வளோ நேரம் ஆகுது டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது ஒரு டுவெண்ட்டி டூ மேலே இருக்குது ஸோ இந்த டுவெண்ட்டி டூ பாயிண்ட்டை எப்படி மூவ்மெண்ட் தருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நமக்கு சில்கான் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு செவன்டீன் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ்லேயே பாருங்கள் ஆக்சுவலி மார்க்கெட் டவுனில் இறங்கியிருக்கு இறங்கினது eight seven sixty one range வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து கிடச்சிருக்கு பட் இப்போ பாருங்கள் டுவெல் தேர்ட்டிக்கு நல்ல டவுனில் ஃபஸ்ட் ஆர்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி எயிட் செவன் சிக்ஸ்டிக்கு கீழேயே வந்து ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் நமக்கு இன்றைக்கி அழகாக ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகி ஃபஸ்ட் டாரட்டை நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது நமக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி கொடுக்குது கொடுத்த ரெக்கவரியில் அப்பர் சைட் பிரேக் அவுட் அதனால் நமக்கு இப்போ எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மேலே வந்ததுனால பைக்காலாம் வந்து சேஞ்ச் ஆகுது கரெக்டாக எயிட் தௌசண்ட் எயிட் நாட் ஒனில் பை பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லை ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இவ்வளோ நேரம் sell call red colour candle once market trend change ஆகுது பை ட்ரெண்டாக மாறுது so green colour candle open ஆயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு இப்போ நமக்கு அந்த ரேஞ்ச் கிட்ட தான் ட்ரேடிங் வந்து போகுது இதில் மேலே ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் டுவெண்ட்டி த்ரீன் இருக்கு again twenty two point difference இருக்குது ஸோ அந்த twenty two point buy call எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி மேல் ஆகுது ஸோ நமக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் வந்து ரீச் அவுட் கொடுத்துச்சு அடுத்த ஒரு டென் மினிட்ஸில் இப்போ நமக்கு செகண்ட் செகண்ட் டாரட்டும் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு எயிட் தௌசண்ட்